துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மா படுத்து நீங்க ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மா படுத்து நீங்க கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோனு வாழ வச்சீங்க